எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜக்காடு பார்டரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணி இருக்கக்கூடிய சாரீஸுங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் தாராளமாக நீங்கள் கிட்டே சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இது பியூராக இல்லையான்னு ஸோ பியூர் சில்க்குங்கிறதுனால பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் தாங்க இருக்கும் பாலிஸ்டரோடையோ பாலிஸ்டர் மிக்ஸோடையோ கம்பேர் பண்ண வேண்டாம் பாலிஸ்டர் மாதிரி ரொம்ப பளவளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க body of sari violet colour double ஷேடில் வருதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ கலர்லேயே டபுள் ஷேடில் வருது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜக்கார்டு பார்டர் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி தாங்க வரும் சரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் சரிங்க சில்க்கை பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு தான் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் நார்மல் கால் வந்து மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நீங்கள் நார்மல் கால் பண்ணிங்கன்னா ரிப்ளை வருங்க சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து என்கேஜாக இருந்ததுன்னா திருப்பி அவங்க உங்களுக்கு கால் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து டபுள் ஷேடு பேஸ்டல் ஷேட் மாதிரி வரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ராணி பிங்க்கு ஸோ ராணி பிங்க்கோட என்ன இருக்குது அப்படின்னா பேஸ்டல் ஷேட் மிக்ஸ் ஆகிருக்கு பாடி ஆஃப் சாரீ வந்து கிரே கலரில் இருக்குங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் nearly thirteen colours of sarees in one பேட்டர்னுங்க ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸில் பதிமூணு கலர்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து violet colour body of sari mehndi green mehndi க்ரீனில் உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷனுங்கிறதுனால சேரீயில் நிறைய இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க ஸோ இந்த பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஏன்னா அது எல்லாமே வந்து கைத்தறியில் நார்மலாக வரக்கூடிய ஹேண்ட்லூம் மார்க்ஸ் தாங்க ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ கலருக்கோ குவாலிட்டிக்கோ வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லை ஒன்லி ஃபார் டேமேஜஸ் டேமேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக ஹோலோ பெருசாக ஏதாவது கரை இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number seven one zero பல்லுவன் blouse peacock blue body of sari violet colour இந்த உடைய price seven thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீ சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க sari number seven double one body of sari navy blue பல்லுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் வித் பார்டரோடு வந்துடுங்க பாடி ஆஃப் சாரி ப்ளவுஸ் பல்லு பல்லுவில் வரக்கூடிய டசில்ஸும் சேர்த்து தாங்க சாரியுடைய length six point one to six point two metres இருக்கும் length of the blouse above seventy centimetre இருக்குங்க sari number seven one two prepayment ஆப்ஷன்லையும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாங்க இதுவே கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் அண்டு ரெட்டு மிக்சிங்கில் இருக்கும் பாடி ஆஃப் சாரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் வருங்க லைட் பிங்க் ஏன்னா ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அப்படி அந்த ரெட்டு வந்து லைட்டாக ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட் பிங்க் மாதிரி தெரியும் next sari sari number seven one three international ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அண்டு சாரீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஹோல்டே பண்ணுறது இல்லைங்க இமீடியேட்டாக ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு நாலு பேர் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு பேர் இது வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணுறது இல்லைங்க இப்போ நம்ம வந்து அது அதிகமாக வந்து ஹோல்டு பண்ணுறதை நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை நம்ம அதை பண்ணுறதும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து வயலட் ஷேடில் வரும் ஆரஞ்சு மிக்ஸில் பாடி ஆஃப் சாரியுமே உங்களுக்கு டபுள் ஷேடில் ப்ளூ கலரில் வருதுங்க next sari sari number seven one four பல்லுவன் blouse violet colour body of sari உங்களுக்கு டபுள் ஷேடு ப்ளூவில் டபுள் ஷேட் மாதிரி வருங்க அண்டு டபுள் ஷேடு வர்றதெல்லாம் எஸ்பெஷலி நாட் ஓன்லி டபுள் ஷேடுங்க எல்லா கலர்ஸுமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் வீடியோவில் என்ன கலர்ஸ் சொல்கிறோம் அந்த கலர் தான் வந்து வீடியோலேயே தெரியுதா இல்லை ஃபோட்டோலேயும் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா கலருக்காக ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லை அதனால் நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் sari number seven one five body of sari green அழகை க்ரீனில் வரும் பழுவன் ப்ளவுஸ் வயலட் கலர் ஸோ இந்த வைலட் அப்படின்னு சொல்கிறதுலையே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வருதுங்க கொஞ்சம் டார்க் வைலட் லைட் வைலட் அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் இருக்குது இப்போ இதில் வந்து இந்த சாரீலையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் கலர் த்ரெட்டு பாடியில் நிறைய இடங்களில் விசிபிள் ஆகும் next sari sari number seven one six so இது ஒரு யூனிக்கான கலராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பலூன் ப்ளவுஸ் பேஸ்டல் ஷேடுங்க பாடி ஆஃப் சாரி ஆல்சோ அதே மாதிரி தாங்க பேஸ்டல் எல்லோவாக இருக்கும் எல்லா சாரிலையுமே கோல்டு டெஸ்டட் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அதை பற்றி ரிப்பீட் பண்ணலைங்க sari number seven one seven இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவு சிங்க் ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூலையும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டபுள் வார்ப்பில் இருக்கக்கூடிய ஜக்கார்டு பார்டர் இருக்கக்கூடிய சாரீஸுங்க எல்லாமே பியூர் சில்க் சாரீ ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது ஹேண்ட்லூம் மேடுங்க சாரியுடைய price seven thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணிங்கன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிங்கன்னா three hundred rupees extra charges இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் sari number seven one eight பலூன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூவில் வருதுங்க பாடி ஆஃப் சாரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே பார்த்துட்டிங்க ஒரு வயலட் கலரில் டபுள் ஷேடில் வருது ப்ளூ மிக்சிங்கில் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மகிட்டேருந்து ரிப்ளை வரும் ரிப்ளை வரலங்கிறதுக்காக நீங்கள் கண்டினியூஸ் மெசேஜஸோ அல்லது வாட்ஸ்அப் காலோ பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து பின்னாடி பின்னாடி போயிடும் அப்படி போகும்போது நம்ம லேட்டாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் லேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ணும்போது நீங்கள் கேட்கக்கூடிய சாரி இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் seven one nine sari number seven one nine பல்லுவன் blouse ink blue body of சரின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் சால்கை க்ரீன் மாதிரி இருக்கும் next sari sari number seven twenty இது லைட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பேஸ்டல் ஷேடு தான் பாடி ஆஃப் சாரியும் பேஸ்டல் பிங்க் கலரில் தாங்க இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்த ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியேட்டாக வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ண வேண்டாம் அண்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா புக் பண்ணிட்டீங்க அவசரமாக ஆனால் உடனே வந்து அது வேண்டாம் அப்படின்னா உடனே சொல்லிடுங்க லேட் பண்ணாதீங்க அப்போ தான் யாருக்கு அந்த சாரீ வேணுமோ அவங்களுக்கு நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்